ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்றைக்கு எங்கே போக போகிறோம்டா திருவோணமலையில் கிட்னியா வெண்ணூர் வீட்டுக்கு போக போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போவோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்திருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டினை தட்டி விடுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டேன் கிட்ட இன்னும் ஒரு கிலோமீட்டர் ரேன் இருக்குது இந்த பக்கத்தால் திரும்பினா வேறு ஒரு கிலோமீட்டர் போக வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போவோம் நேரு இந்த கிண்ணியா வண்ணி ரூட்டானது ஏழு இருக்குது பக்கத்து பக்கத்து இருக்குது ஆனால் பக்கத்து பக்கத்தில் இருந்தாலும் இதுண்ட தண்ணீரின் டெம்பரேச்சர் வேறுபட்டு காணப்படும் அதுதான் இதுன்ற சிறப்பியல்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டேன் இப்போ நாங்கள் போக போகிறோம் ரங்கி போகிற வழியில் நிறைய கடைகள் இருக்குது மணிக்கடைகள் ரெண்டு பக்கமும் இருக்கு நினைக்கிறேன் இதில் முன்னுக்கே இருக்குது மணிக்கடைகள் அப்படியே நேராக போய் இடது பக்கம் திரும்பணும் இங்கே இருமருங்கும் ரெண்டு பக்கம் கடைகளாக காணப்படுகின்றது கடையில் என்னென்ன கடை இருக்குன்றால் விளையாட்டு பொருட்கள் விற்பதற்கு சிறுவர்களாக இருப்பதனால் விளையாட்டு பொருட்கள் விற்பதற்காக விளையாட்டு கடைகள் அடுத்து மட்பாண்டம் சம்பந்தமான பொருட்கள் காணப்படுகின்றது ஆடை விற்பனை நிலையங்களும் காணப்படுகின்றன அடுத்த இதில் என்னென்றால் தனிசார் உற்பத்தி பொருட்களும் கடைகள் காணப்படுகின்றன எல்லாம் அப்படித்தான் கடைகள் காணப்படுகின்றன இதுதான் கிண்ணிய வெந்நீருட்டு செல்வதற்கான நுழைவாயில் பொழுக வந்துட்டேன் காட்டுறேன் சுற்றி வேற நேராக போவோம் உள்ளுக்க வந்தோடனே ஒரு கடை இருக்குது சைட்டில் இப்படி போகக்கூடிய மாதிரி கட்டு கட்டி ரோ ரோட் போட்டுற உள்ளுக்க இங்கே சுற்றி வர குரங்குகள் இருக்கு இங்கே பாருங்க இதில் ஒரு குரங்கு ஒன்று இருக்கு அப்படியே நேராக போய் வலது பக்கம் தெரியுமா டிக்கெட் கவுண்டர் இருக்குது இதில் டிக்கெட் எடுப்பேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டிக்கெட் எடுப்பேன் இப்போ வெளிநாட்டவருக்கு நூறுரூவாயும் உள்நாட்டவருக்கு ஐம்பது ரூபாயம் இதில் ஒரு புத்தர்கிட்ட சிலை வச்சிருக்கு இதுதான் டிக்கெட் கவுண்டர் இதில் போட்டிருக்கு உள்நாட்டவருக்கு ஐம்பது ரூபா வெளிநாட்டவருக்கு நூறுரூவான்ட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நேராக போகும் உங்களுக்கு டிக்கெட் எடுத்துட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்துட்டோம் இதுதான் அந்த கிண்ணி எவன்னு சுற்றி வச்சு கட்டியிருக்கேன் மாதிரி இதில் போட்டிருக்கிறது பாதணிகளை கட்டி விட்டு செல்லவும்ட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் செல்வேன் இப்போ இவ்வளோக்கு எப்படி இருக்குது என்னம்மா இருக்குன்னு பார்ப்போம் இதெல்லாம் போட்டு பாதணி இலை கலட்டி விட்டு செல்லவும் செல்லவும் உண்டு தான் கிண்ணியா வெந்நீர் விட்டு மக்கள் வந்து ஊற்றி தண்ணி எடுத்து தங்களோட பாதையில் மகிழ்வை நீங்களும் காணுன்ட்டு ஆறு ஒவ்வொரு வெந்நீர் ஊட்டுகள் காணப்படுகின்றன இதில் ஒவ்வொரு நீரிலும் கொஞ்சமாவது வெப்பநிலை வேறுபாடு காணப்படும் அதுதான் இது இந்த சிறப்பியல்பு இதில் ஒரு அறிவித்தன்மை போட்டிருக்கு சவுக்கரவைகள் மற்றும் செம்போவைகள் பாவிப்பை தவிர்க்க உண்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் நானும் இப்போ தண்ணியை ஊற்றி பார்த்தேன் உண்மையாகவே எல்லா தண்ணியிலும் கொஞ்சம் கொஞ்சமாவது வெப்பநிலை வித்தியாசம் இருக்குது ஒன்று நல்லா சுடுது ஒன்று ஓரளவு சூடு ஒன்று நல்ல ஹீட்டாக இருக்குது அப்படி மெ மெதுவான ஹீட் எல்லாத்துலேயும் காணப்படும் எல்லா வெப்பநிலையும் எல்லா தண்ணியும் காணப்படுகிறது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் திருவண்ணாமலைக்கு வர்ற சான்ஸ் இருந்தால் பந்து இதையும் பார்த்துட்டு செல்லுங்க நல்ல டிஃப்ரெண்ட்டான ஃபீல் இருக்கும்